வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஹெல்த்தி டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அஞ்சு முட்டைக்கு அரை ஸ்பூனான்னு நினைக்காதீங்க இதில் நிறைய காய்கறிகள் சேர்க்க போகிறோம் அதனால் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது மூணுத்தையும் போட்டு நல்லா முட்டையை கலந்துக்கோங்க நுரைக்க அடிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இதில் நான் உருளைக்கிழங்க தண்ணியில் திருகிட்டு போட்டு வச்சுருக்கேன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணியில் போட்டிருக்கேன் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி தண்ணியை புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கேரட் அரை கப்பு திருகி வச்சுருக்கேன் அந்த அரை கப்பு கேரட்டு அரை கப்பு குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த குடமிளகாய் காளான் எடுத்து நல்லா உருண்டை காளானை இந்த சைஸ் காளான் நான் மூணு காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நல்லா பொடியாக அந்த காளானையும் இதில் கட் கலந்துக்கோங்க இதில் நீங்கள் இன்னமும் நிறைய காய்கறிகள் கலக்கலாம் முள்ளங்கி கலக்கலாம் பீட்ரூட் கலக்கலாம் எந்தெந்த காய்கறிகள் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த காய்கறிகள் எல்லாமே கலந்துக்கலாம் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து வெறும் இலை மட்டும் சேர்க்காம அந்த தண்டோடு சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் வாசனை பிடிக்குதுங்கிறவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்குங்கிறதுனால நான் பச்சை மிளகாவும் சேர்க்கல இஞ்சி பூண்டும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துட்டேன் போட்டு இந்த முட்டையோடு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க மற்றதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா இந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா ஊறிடும் இப்போ அது நல்லா ஊறிட்டுருக்கு நாங்கள் பாருங்கள் கோதுமை மாவு பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம எடுத்து தேய்ச்சிக்கலாம் ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக தேய்ச்சிக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு லேயர் பண்ணுறோம் அப்போ ரெண்டு லேயர் வேகணும்ல ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா வேகாது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் திருப்பிட்டு நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா உப்பு இந்த நாலு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அப்படியே இன்னொரு சப்பாத்தி எடுத்து மேலே வச்சு கவர் பண்ணிடலாம் நீங்கள் ஏன் உள்ளே க்ரீன் சட்னி வைக்கிறீங்கன்னா அந்த க்ரீன் கொத்தமல்லி புதினாவோட சேர்ந்து இந்த கோதுமை மாவு வேகும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் திருப்பாதீங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக வேக விடுங்க இப்போல்லாம் காலேஜ் போகிற பிள்ளைங்க வயிறு ஃபுல்லாகக்கூடாது கொஞ்சம் தான் சாப்பிட்ணும் ஆனால் தேவையான அளவு சத்து கிடைக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி டிஃபன் செஞ்சீங்கன்னா இந்த ஒன்று சாப்பிட்டாலே போதும் பசங்களுக்கு இந்த காய்கறியில் உள்ள எல்லா சத்துக்களும் கிடச்சிரும் காளான் கேரட்டு குடமிளகா நீங்கள் இதில் பன்னீர் திருவி போட்டுக்கலாம் பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா முளைக்கட்டின பயிர் ஸ்ப்ரவுட்ஸ் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள் இந்தளவு வெந்துருச்சு வெந்தோடனே இதை அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பேனில் அந்த முட்டை கலந்த காய்கறி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றி லேசாக எண்ணெய் விட்டுட்டு மூடிடுங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேகட்டும் மூடி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இது பார்த்தீங்களா சூப்பராக இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அடுத்த கரண்டி காய்கறிகள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி கரெக்டாக அதே மாதிரி மூடி அஞ்சு நிமிஷம் வேக வைங்க நல்லா சாஃப்டாக வெந்துடும் பாருங்கள் மூடி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கோட்டாகி நல்லா உள்ள வரைக்கும் வெந்துருச்சு அவசரப்பட்டு மட்டும் திருப்பாதீங்க இது பாருங்கள்